வணக்கம் இப்போ நம்ம silver micro five minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா Jan seventh so market open ஆகி ஒரு டூ ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஆக்சுவலி ஜென்ரேட் ஆச்சு அதாவது ஜனவரி சிக்ஸ்த்து மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஃபைவ் மினிட்ஸில் வந்துச்சு அந்த செல் கால்னுடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவுனில் இறங்கிக்கிட்டே தான் இருக்குது சிக்ஸ்டி ஒன் செவன் ஃபார்ட்டியில் செல் பண்ணலான்னு நேற்று ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபைவ் மினிட்ஸில் வந்த கால் அதனுடைய பவர் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது நேற்று பார்த்தீங்கன்னா நல்லா செகண்ட் டார்ட்லாம் பிரேக் அவுட் பண்ணி நல்லா இறங்குச்சு அந்த செல் காலுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ப்ரீவியஸ் டே ஜான் ஃபிஃப்த்து அது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பிஎம்க்கு அப்புறமா சிக்ஸ்டி டூ த்ரீ சிக்ஸ்டி செவனில் பை பண்ணலான்னு வந்துச்சு பை கால் அதுவும் நல்லா செகண்ட் டார்ட்லாம் பிரேக் அவுட் பண்ணி மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருந்துச்சு ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ப்ரிவ்யூ மாதிரி ஷோ பண்ணியிருக்கோம் இப்போ ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றதான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வரும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் ஒரு ஃபஸ்ட் டார்கெட் எங்கே வச்சுக்கலாம் செகண்ட் டார்கெட் எங்கே வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ்னால் எங்கே மெயின்டைன் பண்ணலாம் அந்த மாதிரி நமக்கு கால்ஸ் வந்து வரும் ஸோ இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மைக்ரோவில் ஃபைவ் மினிட் சார்ட்டில் இன்றைக்கி ஜனவரி செவன்த்தில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் வந்து செல் கால் போய்கிட்டு இருக்கு ஒரு கால் போய்கிட்டு இருக்குன்னா அதில் கால்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது அகைன் வந்து செல் கால் வராது ஸோ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா கால் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ கரண்ட்டில் செல் கால் போகுது இப்போ மார்க்கெட் வந்து செல் கால்லேருந்து பை காலாக மாறணும்னா கொஞ்சமாச்சும் மார்க்கெட் ஏற ஆரம்பிக்கணும் ஸோ அது எப்போ ஏற ஆரம்பிக்குதோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு பை கால் வந்து கிடைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஸ் டேனுடைய ட்ரெண்டான செல் ட்ரெண்ட்லேயே தான் போய்கிட்டு இருக்கு ப்ரீஸ் டே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன் செவன் ஃபார்ட்டியில் வந்து செல் கால் இன்னைக்கு கூட பாருங்கள் அந்த மேலே வந்து லைன்ஸ் வந்து ஷோ பண்ணுது ஸோ அந்த செல் கால் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன் செவன் ஃபார்ட்டி அங்கே வந்துச்சு இப்போ ட்ரேடிங் போகிறது சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஒரு ஆயிரம் பாயிண்ட் கீழே பார்த்தீங்கன்னா thousand two hundred points down சைடில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு நமக்கு மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பைக்காலாக சேஞ்ச் ஆகும் கேண்டில் ஓப்பன் ஆகும் போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ஃபிக்ஸ் ஆயிரும் ஸோ நமக்கும் வந்து பை பண்ணால் என்ன பாயிண்ட்டில் பண்ணலாம் டார்கெட் எங்கே எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்னன்னு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து கிடைக்கும் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க இப்போதைக்கு கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரேஸ்டேனுடைய கால் போய்கிட்டு இருக்குது ஃப்ரெஷ்ஷாக நமக்கு எப் என்ன ஒரு கால் வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி மேலே ஆகுது நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி ஏறிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது sixty thousand seven forty six ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு பைக்கால் வந்துருச்சுன்னொன்னே க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு அந்த கேண்டிலுக்கு நேராக ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்கள் buy at sixty thousand seven hundred and thirty eight so இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் கீழே இருக்க red colour line stop line நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணால் அந்த பாயிண்ட்டில் தான் அந்த லைன் தான் மெயின்டைன் பண்ணுறோம் மேலே இருக்க ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line இதில் ஃபஸ்ட் டாரட் நமக்கு ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா sixty thousand eight hundred and eighty nine point eighteen இருக்குது ஸோ ஒரு சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் நைன்ட்டி வருதான்றதை பார்க்க போகிறோம் செகண்ட் டார்கெட் வந்து sixty one thousand forty one so இப்போதைக்கு வந்து பைக்கால் ஜெனரேட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகுது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்போம் அதுவே ட்ரெண்ட் மாறையில் நமக்கு கேண்டில் கலர் மாறிட்டு என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் நம்மளுடைய வேலை அந்த சார்ட்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் நம்ம வேலையாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் வருதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் ஆகுது ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் மார்க்கெட் ரைஸ் ஆச்சு ஒரு சிங்கிள் கேண்டிலில் குயிக்காக ரைஸ் ஆனதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை வந்து ரீச் அவுட் வந்து கொடுக்குது நமக்கு பைக்கால் வந்து sixty thousand seven thirty eight வந்து பார்த்தீங்கன்னா sixty thousand nine hundred range வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் ஃபோர் ஹவர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் தான் வந்து போச்சுன்னே வந்து சொல்லலாம் ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் மூவ்மெண்ட் அதாவது பைக்காலுக்கு மேலே ஒரு ஐம்பது அறுபது பாயிண்ட் போச்சு கீழே வந்து ஒரு செவன்ட்டி எயிட்டி பாயிண்ட் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் தான் வந்து போய்கிட்டே இருந்துச்சு இந்த ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகிட்டு ஒரு சிங்கிள் கேண்டில் மார்க்கெட் ரைஸ் ஆகுது அந்த ரைஸ் ஆனதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட்டை வந்து இப்போ ஸ்ட்ராங்காக பாருங்கள் பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து ஏறிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது ஜென்ரேட் ஆகிற கால்ஸ்னுடைய மூவ்மெண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ப்ரீவியஸாக வந்து என்ன நடந்துச்சுன்றதும் பார்த்தோம் இன்றைக்கி வந்து ஒரு கால் ஜென்ரேட் ஆனால் அது எப்படி இருக்கும் அது ஜென்ரேட் ஆறதுக்கு முன்னாடி சார்ட் எப்படி இருக்கும் ஜென்ரேட் ஆனோன்னா எப்படி அது மாறுது அப்படின்றதும் நம்ம வந்து ஷோ பண்ணோம் உங்களுக்கு இந்த சார்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சார்ட்டை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி நீங்களே இந்த மாதிரி இந்த சார்ட்டை உங்கள் கம்ப்யூட்டரில் வாட்ச் பண்ணுவீங்க வாட்ச் பண்ணும்போது அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் தேங்க்யூ